ஸ்ப்ரிங் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ ஃபாலுக்கு அப்புறம் எப்படி ட்ரையான மரம்லாம் ஃப்ளவர்ஸ் பூத்து குணுங்குது அந்த வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் தான் இந்த இந்த மாதிரி வெறும் குச்சி குச்சியாக இருந்ததுல வந்து எவ்வளோ ஃப்ளவர்ஸ் வந்துருக்கு பாருங்க ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் no es சீசன் ஸ்டார்ட் ஆகிருக்கனால இதெல்லாம் வந்து எங்கள் அப்பார்ட்மெண்ட்லேயே வச்சுருக்காங்க இது இன்னும் நல்லா க்ரோ ஆகி நிறைய ஃப்ளவர்ஸ் வரும் இப்போதான் கொஞ்சம் வர ஸ்டார்ட் ஆகிருக்கு இன்னும் நிறைய ஃப்ளவர்ஸ் வந்ததுக்கப்புறம் நான் இன்னொரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் இவ்வளோ கலர் சூப்பராக இருக்குது பாருங்க பிங்க் கலர் நம்ம ஊர் டிசம்பர் பூ மாதிரி இருக்குது இங்கே பாருங்கள் ஒயிட் கலர் ஃப்ளவர்ஸில் வந்திருக்கு இப்போ தான் ஸ்டார்ட் ஆனதுனால கொஞ்சம் கொஞ்சமாக தான் வர ஸ்டார்ட் ஆகிருக்கு ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளவர்ஸ் தான் வரும் அதுக்கப்புறம் வந்து எல்லா லீவ்ஸும் வர ஸ்டார்ட் ஆகிடும் எப்படி ட்ரையாக இருந்த ஃப்ளவ் மரம் பாருங்கள் இப்படி எவ்வளோ ஃப்ளவர்ஸ் வந்திருக்குன்னு நிறைய கலர்ஸில் வரும் இங்கே பாருங்கள் ஃபுல்லாக முட்டை இப்போ தான் வச்சுருக்கு இன்னும் நெக்ஸ்ட் வீக்கெலாம் ஃபுல்லாக ஃப்ளவர்ஸ் வந்து ஒயிட் கலர் ஒயிட் கலரில் தெரியலாம் மொட்டு தான் இந்த ஃபுல் ஸ்ட்ரெச்சுமே அந்த மாதிரி தான் இருக்குது இன்னும் ஃப்ளவர்ஸ்லாம் வந்ததுக்கப்புறம் பாருங்கள் செமையாக இருக்கும் இது வந்து ஒயிட் கலர் ஃப்ளவர்ஸில் இருக்குது Whenever your heart is broken